Thank you. குடும்பத்தில் ஏற்பட்ட ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது குடும்பத்தில் ஏற்பட்ட நான் வந்து ஒரு தடவை சூசைட் அட்டன் பண்ணி நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்களா சரிங்க ஏன்னா நான் வந்து கவலையில் சாவலை அது அந்த அந்த முடிவு எடுக்கலை சரி இந்த வாழ்க்கையில் நான் எல்லாம் அனுபவிக்கிறேன்ற நிறைவாக நான் போனேன் எனக்கு இந்த பூமியில் ரோல் இல்லைன்ட்டு நான் அந்த முடிவு எடுத்தேன் அது அப்போ தான் நான் என்னுடைய மதிப்பீடு எனக்கு தெரிஞ்சுது எனக்கு வயசு எனக்கு வயசு இப்போ அறுபத்தி ரெண்டு என் பையனுக்கு முப்பத்தி எட்டு வயசு அவன் அழுகும்போது தான் என்னை மதிப்பு தெரியுது எனக்கு நான் எவ்வளோ முக்கியமானவன்ட்டு அப்போ என்னோட இருத்தலே வந்து இங்கே தேவைப்படுது அவங்களுக்கு அப்போ இருத்தலே முக்கியன்றப்ப நான் பேசுகிறேன் எவ்வளோ அவங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் அறுபத்தி ரெண்டு வயசுன்னு சொல்கிறது உண்மையிலேயே நம்பவே முடியல அதான் ஃபுல் எனர்ஜிட்டியாக இருக்கீங்க வயசு வேறு என்ன முடிவு வர்றதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல ஒன்றும் புரியல அதாவது ஐயா முத்துமல் ஐயா இருக்கார் இல்லைங்க நான் கார்மிகெல்லாம் குடும்ப மெம்பர் நாங்கள் சின்ன பிள்ளையிலேயே புஸ்தகம் படிக்கக்கூடிய ஆளுகள் ரெண்டாவது என்னை சுற்றி எல்லாமே எழுத்தாளர்கள் கூட்டம் நான் வந்து நான் ஒரு பத்திரிகை நடத்திட்டுருக்கேன் தேடலில் இல்லை வாட்ஸ்அப்பில் உளவியல் உடலியல் அரசியல் ஃபேஸ்புக்கில் தான் என்னங்க ஃபேஸ்புக்கில் தேடல்னு ஒன்று அது ஃபேஸ்புக்கில் வராது வாட்ஸ்அப்பில் வரும் சரிங்க தேடல்னு பத்திரிகை உளவியல் உடலியல் அரசியல் பட் உளவியலில் எனக்கே சில சந்தேகங்கள் இருந்துச்சு எல்லாமே ஜெயிச்ச மாதிரி நினச்சிட்டு இருப்பேன் ஆனால் தூங்கி முடிக்கும் போது அரங்க மணிக்கு ஒரு கவலை வரும் என்னடா அந்த கவலை ஏன் வருது அது வரத்தான் செய்யும் அது சொன்னது ஐயா வாழ்க்கை என்பது அப்படி தான் மனம் என்பது அப்படி தான் அது எல்லா ஏமாற்று வேலையும் பண்ணும் இதை புரிய வச்சோம்னா எனக்கு வந்து நான் இன்னொரு குழந்தையாயிட்டேன் இல்லை அந்த கண்டென்ட்டே எனக்கு வந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு கவலையா வா கவலையா வா இல்லையா இது தப்பாக சொன்னா அப்ப ஒரு நல்ல நிர்வாகி வந்து முடிச்ச அவுக்க அவுக்க அவனுடைய திறன் ஆற்றல் வந்து அதிகமாகும் அப்ப நீங்க பிரச்சனையை இது இது ஒரு புண்ணாக்கு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம வந்து லாபமாக அவுக்க தான் ஆசைப்படுவோம் அப்போ அவிழ்ப்பது என்பது இயங்குவது இயக்கம் என்பது ஒரு ஆரோக்கியமானது அப்போ தான் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும் சும்மா உட்காந்துக்கிட்டு வாழ்க்கை கொண்டாட்டம்னா முடியாது கொண்டாட்டம்ன்றது எதில் எதில் இருக்குது இயங்குவது எப்படி விருப்பத்தோட அந்த விருப்பம் எப்படி வரும் அது புரிஞ்சுக்கிட்டே தான் வரும் சூசைட் ஏன் அட்டன் பண்ணீங்கன்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் கேட்குறாரு பாருங்க அவருக்கு ஒரு அனுபவம் அதாவதுங்க நான் வாழ்க்கையில் வந்து வீட்டுக்கு உரைப்பீங்க நான் நான் வீட்டுக்கு உரைப்பீங்க செல்லமாக வளரல ஆனால் செல்லன்ற பேரில் வந்து நான் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டு அதுவே எனக்கு தடையாக இருந்து நான் தேடி தேடி தான் நான் எல்லாத்தையும் போனேன் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இந்த வாழ்க்கையோட கொண்டாட்டம் எதுவுமே எனக்கு கொண்டாட்டமாக தெரில இவங்க கொண்டாடுற பண்டிகை இந்த விழாக்கள் இந்த இவங்க சொல்கிற இந்த சமூக அமைப்பில் என்னென்ன மகிழ்ச்சியோ அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக தெரியவில்லை எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு விதமான கமர்ஷியல் தன்மை இருந்துச்சு பொய்மை இருந்துச்சு எனக்கு இப்போ என்னால் ஒட்ட முடியல அப்போ வந்து நான் வந்து எனக்கு ஜெயகாந்தன் நாவல் பாலகுமார் நாவல் கி ராஜநாராயணன் இவங்களுடைய நாவல்கள் தான் இவங்க நான் இந்த உலகத்தில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்போ யதார்த்தமாக வாழ்க்கையில் நான் ஃபிட்டாகலை ஏன்னா நான் இருபத்தெட்டு வயசில் நான் இருக்கும்போது எங்கள் இன மக்கள்கிட்ட பேசும்பொழுது மாப்பிள்ளை சீட்டு எங்கே போட்டால் கசரி எவ்வளோ கிடைக்குமாங்க அது எனக்கு ஒட்டவே ஒட்டாது நான் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆள் இல்லை பணம் எனக்கு தேவை அதுக்கான அதே வாழ்க்கை இல்லைல்ல எனக்கு இந்த பிறப்பின் வேர் தெரியணும் இந்த மகிழ்ச்சி ஏன் கிடைக்கிது துன்மை ஏன் உண்டாகிட்டுருக்கு சாகும்போது நம்ம ஏன் பயப்படுறோம் அப்போ ஒரு நபரை பார்க்கும்போது பிடிக்குது பிடிக்கலை இந்த வித்தியாசம் ஏன் நம்மகிட்ட வருது கண்ணை மூடுறோம் சூரியனை பார்த்தா சிவப்பாக தெரியுது கண்ணை மூடி எப்பயும் சிவப்பாக தெரியுது என்னடா கண்ணை மூணா பார்வை தெரியாதுன்றாங்க தான் உண்மை ஆனால் கண்ணை மூடி சூரியன் பார்க்கும் சிவப்பாக தெரியுது இருட்டை பார்க்கும் இருட்டாக தெரியுது இந்த வித்தியாசம் எப்படி நம்மகிட்ட ஏற்படுது அப்போ என்ன நோக்கம் இங்கே இப்போ புத்தர் இதைத்தான் தேர்னாரா அப்போ இந்த பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்றப்ப ஆனால் இந்த இடைப்பட்ட இந்த இதுதான் பேஸ் எனக்கு இப்போ இடைப்பட்ட நான் அந்த வயசுக்கே உள்ள தன்மையெல்லாம் கிடைக்கும் இல்லையா பெண்களுடைய காதல் இந்த மாதிரிலாம் வரும்போது அதை நான் அலக்களிக்குது அப்போ அந்த அலக்களிக்கும் போக்கில் வந்து நான் <laughs> இதெல்லாம் அப்ளை பண்ணி பண்ணி தான் தப்பிக்கிறேன் அப்போ ஒரு விஷயம் இடைவிடாத இயக்கம் தான் ஒரு மனுஷனை காப்பாற்றுதுன்னு நான் உண்மை புரிஞ்சுக்கிட்டேன் தேங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலி கோடி கோடிக்கணக்கான நபர்கள் வந்தாலும் பணம் செலவு பண்ணாலும் உங்களை காப்பாற்றவே முடியாது அப்போ தாண்டி தாண்டி வர வேண்டிய அவசியம் இருக்குது அதில் தான் அவர் உயிர் ஜனிக்க முடியுது ஏன்னா நாமளே திட்டம் நான் அப்படி தான் பூமிக்கு வந்தோம் நம்மளை திட்டமிட்டால் எங்கள் அப்பா அம்மா என்ன கிடையாது பண்ணாங்க இல்லை இல்லை அவங்க எதுக்கும் பண்ணாங்க நம்ம வந்து முன்னு விழுந்துட்டோம் அப்போ எதிர்கொள்கிற வாழ்க்கை வந்து நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் இதை பற்றி நான் காமிக்கிறேன் முடிஞ்ச சொல்லுங்கள் என்னங்க முடிஞ்ச கவிதை சொல்லுங்கள் கவிதை படிக்க முடியாது நான் வந்து வாட்ஸ்அப் அனுப்பிடுறேன் நீண்ட கவிதை சரி சரி அது புதிய கலாச்சாரத்தில் பத்திரிகைலாம் வந்துருக்குது இப்போ வந்து நம்ம சந்திக்கின்ற அத்தனை விஷயம் நமக்கு நெகட்டிவ் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நமக்கு பாசிட்டிவான விஷயம் எதுவுமே இல்லை பாசிட்டிவான விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது தான் பாசிட்டிவ்